ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவலில் இருக்கோம் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக் வந்து நான் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து இயர் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து டாக்டர் பார்க்குறதுக்காக கிளினிக் போயிட்டுருக்கோம் காலையில் நைன் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் எனக்கு நல்லா மழை வந்துட்டுருக்கு தவணை வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து விட்டுட்டு நான் வந்து இப்போ கிளம்பியிருக்கேன் அவங்க வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னாங்க கிளினிக் பார்த்திங்கன்னா பொங்கலில் இருக்குது அங்கே தான் போகணும் ஸோ வாங்க போகலாம் கிளினிக் வந்தாச்சு கிளினிக் பார்த்தீங்கன்னா பொங்கலில் இருக்குது ஜினத் மெடிக்கல் கிளினிக் இது இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ கிளினிக் விட்டு வெளியே வந்தாச்சு பார்த்திங்கன்னா மருந்து மட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க இயர் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு அதனால் மண் மருந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு வந்து நான் எடுத்துக்கணும் இயர் ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் வந்து நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ டாக்ஸி ஏதாவது வருதுன்னு பார்க்கலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன் கொஞ்ச நேரம் டாக்ஸி வரல அதனால் நம்ம பஸ்ஸே எடுத்துடலாம் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அங்கே போய் எடுத்துடலாம் டைமும் இருக்குது ஸ்கூல் போகிறதுக்கு அதனால் தினமாகவே போகலாம் இப்போ பஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷிங்ஷாங் ஷாப் வந்து இருக்குது அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் இப்போ சிங்ஷானுக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம வெளியவே வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஐசி வந்து நம்ம காட்டணும் இங்கே ஸோ அது காமிச்சிட்டு உள்ளே போகலாம் இங்கே வந்து சீ ஃபுட்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன்னா இங்கே பாருங்கள் நிறைய டோஃபு வெரைட்டி வந்து நிறைய இருக்குது இங்கே ப்ரான் பாருங்கள் நிறைய ப்ரான் வெரைட்டியும் வச்சுருக்காங்க ஃபுல்லாக சால்மன் இருக்குது அப்புறம் வந்து லாப்ஸ்டர் கிராப் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க ஸோ என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்றேன் வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம் இது வந்து செஸ்ட்நட் சொல்லுவாங்கள்ல அந்த இது இது மஷ்ரூம் பாருங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் இருக்கும் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பட்டன் மஷ்ரூம் தான் எடு மற்றது எதுவும் ரொம்ப ட்ரை பண்ணது கிடையாது நான் இது வரைக்கும் சைனீஸ் நியூ இயர் வர்றதுனால அந்த கிஃப்ட் ஆம்பர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக செட்டாக வந்து அந்த பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து இந்த பேம்பு வீட்டில் வைக்கிறது இன்டோர் வைக்கிற அந்த செடி இது நான் இப்போ எல்லாமே வாங்கிட்டேன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு வந்துட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது தவணை வந்து நான் டுவெல் டுவெண்ட்டிக்கு போய் கூப்பிட்டு வரணும் இப்போ வந்து சிங்சானில் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து அங்கே வாங்கினேன் மஷ்ரூம் கொஞ்சம் வாங்கினேன் ரெண்டு பேக்கு அப்புறம் வந்து இந்த யோகட் வந்து ஒன்று வாங்கினேன் இதில் வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கும் அப்புறம் தவன் ஐஸ்கிரீம் கேட்டே இருந்தார் மழை வருது இருந்தாலும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டார் அதனால் ஒரு ஐஸ்கிரீம் அப்புறம் செரி டொமேட்டோஸ் வந்து ரோகிணிக்கும் பிடிக்கும் தவனுக்கும் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு வாங்கினேன் இது வந்து பேபி கேரட் இதுவும் வந்து ஒரு பேக் வாங்கினேன் அப்புறம் கிவி இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கிவி இது சன் கோல்டு இந்த கிவி வாங்கினேன் அப்புறம் ஒரு பீன்ஸ் பேக்கெட் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வாங்கியிருக்கேன் கொஞ்சம் அப்புறம் ஃபிஷ் வந்து இது வந்து இந்த ஸ்ப்ரிங் வே சொல்லுவாங்கல்ல தமிழில் வந்து நம்ம திருக்கை மீன் சொல்லுவாங்க அதுதான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து நான் கட் பண்ணி வாங்க மறந்துட்டேன் இனிமேல் தான் நான் கட் பண்ணணும் இதில் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மீன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் தான் வந்து ஷிங்ஷானில் வந்து வாங்கினது அப்புறம் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இயர் ட்ராப் தான் கொடுத்தாங்க இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் ஒன் மந்த் வந்து போட சொல்லியிருக்காங்க ட்ராப்ஸ் இது அப்புறம் நான் இது வந்து இயர் ப்ளக் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம காதில் வந்து வச்சுட்டு நம்ம குளிக்கும் போது தலை குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்விம்மிங்லாம் போகிறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு காதுக்குள்ளே வந்து தண்ணி போகாமல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் இது மழை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தவணை வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு தவணை என்ன பண்ணீங்க ஸ்கூலில் என்ன சொன்னாங்க சொல்ல என்ன சொன்னாங்க குட் பை சொன்னாங்களா ம் சரி பாய் சொல்லிடுங்க பாய் பாய் பாய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணணும் ம் பேட் பாயா ம் Sale. Boy boy. Huh? Boy boy. Boy boy.